ஹைதராபாத்தில் உள்ள பிரபல ஸ்வீட் மார்ட் உரிமையாளர் மறைந்த ஜி புல்லா ரெட்டியின் பேரன் குணம்பள்ளி ஏக்நாத் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் பிரச்சா ரெட்டி அளித்த புகாரின் பேரில் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஜி புல்லா ரெட்டி ஸ்வீட்ஸ் உரிமையாளரான ராகவா ரெட்டி மற்றும் பாரத ரெட்டி ஆகியோரின் மருமகளான பாதிக்கப்பட்ட பெண் தனது கணவர் ஏக்தா தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து கூடுதல் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாகவும் தன்னை தாக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டினார் மே பத்தாம் தேதி அவளை தலையணையால முக்கியம் அடித்தும் கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது ராகவா ரெட்டியின் இரண்டாவது மகன் ஏக்நாத் ரெட்டிக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகிறது கூடுதல் வரதட்சணை கோரிக்கையை நிறைவேற்றாததால் ஏக்நாத் தனது பெற்றோர் மற்றும் மைத்துனி சேவித்யாவுடன் சேர்ந்து தனக்கு எதிராக விவாகரத்து செய்ய சதி செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார் திருமணத்தின் போது தனது பெற்றோர் தனது மாமியார்களுக்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் தங்கம் மற்றும் வைர நகைகள் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புலினகம் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்ஸ் ஆகியவற்றை கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது கணவரும் அவரது குடும்பத்தினரும் தான் வசிக்கும் வீட்டின் முதல் தளத்தில் தனக்கு தெரியாமல் சுவரை கட்டியதாகவும் பிரதான படிக்கட்டுகளுக்குச் செல்லும் வழியை தடுத்து தண்ணீர் கூட கிடைக்காமல் தடுத்ததாகவும் தன்னை வீட்டில் பூட்டி வைத்ததாகவும் பிரக்யா கூறினார் அவளது மாமியார் தன்னையும் அவர்களது மைனர் மகளையும் அவர்களது குடியிருப்பில் இருந்து வெளியேற்ற முயன்றதாகவும் அவர் கூறினார் அவர்கள் தன்னை கொலை செய்ய முயன்றபோது அவர் காவல்துறையில் புகார் அளிக்க முயன்றார் ஆனால் அவர்கள் தனது மைனர் மகள் மற்றும் அவரது பெற்றோரை கொன்றுவிடுவதாக மிரட்டினர் என்று அவர் கூறினார் ஏக்நாத் ராகவாரெட்டி மற்றும் இரு குடும்ப உறுப்பினர்கள் மீது குடும்பத்துடன் கூட்டாக சேர்ந்து ஒரு பெண்ணை அவருடைய கணவன் மற்றும் கணவரின் உறவினர்களில் ஒருவர் கொடுமைப்படுத்திய குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது